இன்றைக்கி நம்ம தட்டை பண்ண போகிறோம் இது வந்து ஏற்கனவே ஒரு தட்டை நான் போட்டிருக்கேன் அது மைதா கொண்டு பண்ணது இது வந்து வெறும் அரிசி மாவு கொண்டு இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து இந்த கப்பில் ரெண்டு எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இன்னும் வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் சீரகம் கொஞ்சம் மிளகு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறிச்சது மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு பொரிக்க தேவையான எண்ணெய் இப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து உளுந்தை வந்து நம்ம வறுத்து இதை வந்து பொடி செஞ்சு அதை வந்து நம்ம அரிசி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது ஆறுன பின்னாடி இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சுட்டோம் உளுந்து அது வந்து கால் கப் அளந்துருக்கேன் மிளகு வந்து அதிலே கொஞ்சம் போ கொஞ்சம் மிளகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம் அரிசியோட உளுந்து மிளகு சீரகம் எள்ளு இருந்தால் நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம் ஊர்ன கடலைப்பருப்பு காரத்துக்கு மிளகு போட்டிருக்கோம் அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் வேணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் வெண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விடலாம் எண்ணெயை க எண்ணெய் வந்து நல்லா கலந்து வெண்ணெய் வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாவோட கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி டோ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ மாவு பசைஞ்சிட்டோம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இது போல் ஒரு சிறு உருண்டையாக எடுத்து இது போல் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து நல்லா மெலிசாக தட்டிடுங்க தட்டிட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சிடலாம் இப்போ இதை நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம சுட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் இதே போல் வந்து எல்லா தட்டையும் பண்ணிக்கோங்க இது வெந்ததுக்கு அடையாளம் வந்து இந்த நம்ம போடும் போது வந்து நிறைய பபிள்ஸ் வரும் இப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்போ நம்ம வந்து அதை எடுத்துடணும் இது ஒரு சின்ன க்ளோ தட்டை ரெட் தட்டை ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து மொறு மொறுன்னு நல்லா வெண்ணெய் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்